வணக்கம் நண்பர்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது வணக்கம் நண்பர்கள் என்று நம்ம பார்க்க போவது வந்து சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சிக்கான ரிஷபராசிக்கான பலன்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முக்கியமாக நம்ம பார்க்க போகிற வந்து வருகின்ற நவம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் தனுசில் இருக்கும் குரு மகரத்திற்கு சென்று நீசமடைகிறார் மகர ராசியில் தனித்து நீசமடைகிறார் சனியுடன் சேர்ந்து நீச பங்கம் என்கிற நிலையை உடனடியாக அவர் அடைய போகிறதில்ல ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு பிறகு சனியோடு இணைய நிலையும் ஏற்படும் அதில் நீசபங்கம் ஏற்படும் அதனால் இந்த குரு பார்வையிடும் பாவங்கள் சனி பார்வையிடும் பாவங்கள் உங்கள் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா அதாவது நண்பர்களே ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்கணம் எதுவாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இரண்டு இரண்டுக்குமே இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா முதல்ல வந்து ராசிக்கு லக்கணத்தில் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது அதாவது மகரம் வந்து ஒன்பதாம் பாவம் உங்கள் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எவ்வளோ இவ்வளவோ நாலு ஒரு கடுமையான காலகட்டங்கள் அஷ்டமத்தில் குரு இருந்தார் அஷ்டமத்தில் சனி இருந்தார் அப்புறம் ராகு கேது ரா அஷ்டமத்தில் ராகு கேது இருந்தார் எல்லாமே இப்போ மாற போகிறீங்க இவ்வளவு நாள் கடைசி ரெண்டு வருஷம் உங்களை வந்து எது எடுத்தாலும் அவமானம் எது எடுத்தாலும் கெட்ட பேர் பணம் இருக்கா அஞ்சு லட்சம் பத்து கோடி பணம் இருக்கிறவங்களுக்கு ரிசபராசியில் இருந்தால் நான் அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு ஆளில் உனக்கு குழந்தைகளால் மனைவியால் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ மோசமான காலகட்டங்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்துச்சு நல்லா பாருங்கள் ராகு கேது பயிற்சி ஆக போய் வர செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளார் வரப்போகிறாரு புண்ணி ஏழுக்குள்ளார் வரப்போகிறாரு அடுத்தது சனி பயிற்சி ஏற்கனவே மகரத்துக்குள்ளே இருக்கார் சனி பயிற்சியாகிவிட்டார் குரு இன்னும் பயிற்சியாக இருக்கிறார் மொத்தத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் வருடமாக தான் அது இருக்கும் நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த வருடத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை நீங்கள் தகவல் அமைத்து கொள்வீர்கள் உங்களை நீங்கள் வந்து மாற்றி கொள்வீர்கள் நிறைய விஷயங்கள் இன்பமானது எல்லாமே உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நடக்க போகுது சரிங்களா அதாவது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்ம இப்போ பா பார்க்க போகிறோம் அது குருவும் சனியும் ஒரு சேர எந்த ஒரு ஒரு சேர எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவம் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் இல்லை அந்த பாவம் அதிகமாக வேலை செய்யும் இல்லை உங்களுக்கே அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வேலை செய்யுங்க குரு குருவும் சனியும் ஒன்றாக இருக்கும் பாவமும் சரி குருவும் சனியும் ஒன்றாக பார்க்கும் பாவமும் சரி அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சனியும் பார்க்குறாங்க குருவும் சனியும் மூன்றாம் மூ மூணாம் பாவத்தை பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக குருவுக்கு என்னென்ன பார்வை இருக்குது குரு ஒம்போதுலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் சரிங்களா ஐந்து ஏழு ஒம்பது பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்க ரொம்ப அற்புதமான ஒரு காலம் உங்களுக்கு தசா புத்தியே வீக்காக இருந்தாலுமே தசா புத்தியே வீக்காக இருந்தாலுமே இந்த ஒரு நிலை ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கும் சரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக துன்பம் கொடுத்தாச்சு இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தாச்சு பழச்சி போகட்டுமே அந்த மாதிரி ஒரு டைம் தான் இருக்கும் பொழைச்சி நல்லா இருக்குங்க உண்மையாலுமே அதான் ஐந்தாம் பார்வையை ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையை சகோதர ஸ்தானம் மூணாம் பாவத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பாவையை உங்களோட ஐந்தாம் பார்வையை ஐந்து ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்படின்னா மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் அதிகமாக வேலை செய்யுது முதல்ல மூணாம் பவனை என்னென்னு பார்த்துருவாங்க சனியும் குருவும் ஒரு சேர பார்க்குறாங்க மூணாம் பவனா உங்கள் சகோதர ஸ்தானம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் ரீதியான எடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி சகோதர வழியில் அவங்களுக்கு உதவி செய்கிற முயற்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி அதில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றாலும் சரி கூட்டு தொழிலாக அதுவுமே சரி எல்லாமே சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு எண்பது சதவீதம் சக்ஸஸாக முடியும் கன்ஃபார்மாக சக்ஸஸாக முடியும் ஒரு பத்திரம் கையெழுத்து போடணுமா ஒன்பதாம் பாவங்கிற என்னங்க தந்தை வழி சொத்து பூர்வீக சொத்து ஒரு தொலைதூர பிரயாணம் தண்டை வழி வந்து லாபங்கள் ஒரு தண்டைக்கிட்ட ரெண்டு அதாவது தண்டை வழி சொத்தில் பிரச்சனை இருக்கா பத்திரத்தில் கையெழுத்து போடணுமா இல்லை உயிரில் ஆண்டவர்கள் என்ன பிரச்சனையா இல்லை சொத்து தகராறு இருக்கா இந்த தடவை நீங்கள் முயற்சி பண்ணீங்க உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் இந்த தடவை நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ரிஷப ரிஷபராசியாக இருந்து எதிராளி வந்து ரிஷபராசியாக இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்குமே சாதகம் அப்படின்னா அவங்களுக்குமே அப்படி தானே அவங்களுக்கு நல்ல காலமாக அவங்களுக்கு நல்ல காலம்னா ரெண்டு பேருமே சமமாக முடியும் அது இன்னும் இழுப்பறையிலேயே தான் இருக்கும் உங்கள் தசா புத்தியும் பார்க்கணும் உபச்சாரமும் பார்க்கணும் எதுவுமே இருக்கணும் எதிராளிக்கு வந்துட்டு கம்மியான ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கணும் இப்போ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியும் சரிங்களா மூணாம் பாவ சார்ந்த விஷயங்களில் இது நீங்கள் எது செஞ்சாலுமே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ இரண்டாயிரத்தி இருபது நவம்பருக்கு மேலே சொல்ல போனீங்கன்னா டிசம்பர்லேருந்தே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒரு இடம் மாற்றுறீங்க வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படிலாம் யோசனை இருந்துச்சுன்னு வைங்க தாராளமாக பண்ணலாம் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள் கன்ஃபார்மாக முயற்சி வரும் என்ன அதிகமாக யோசிக்க இப்போ ராசியில் ராகுவும் இருக்குது ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்குது இது என்ன பண்ணணுன்னா தேவையில்லாத கற்பனை அதீதமாக யோசிக்கிறது அதை பண்ணலாம் பேராசியை கொடுத்துரும் அதில் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க இவ்வளோ நல்லா தோல்வியை சந்திச்சு நீங்கள் இப்போ வெற்றி வெற்றி கண்ணு முன்னாடி நிற்கணும்னு என்ன தோணும் சரி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஓடிடலாம் அப்படியே ஒரு ரூபா போட்டு ஒரு லட்சம் எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் இறங்கிட்டாருங்க அது திருப்பியுமே ரிவர்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை தான் குரு சனி பேஜ் அப்படி தான் கொடுப்போம் உடனே மேலே போகிறதுக்கு வழி கொடுத்துறாரு ஆரம்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அந்த அளவுக்கான எஃபெக்ட்டு கன்ஃபார்மாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் எப்போ நவம்பருக்கு மேலே சரிங்களா எத்தனை வருட காலகட்டம் சனியும் குருவும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றாக இணைந்து அந்த பாவத்தை இப்போ உங்களுக்கு சனி டசா குரு புக்தி குரு டசா சனி புக்தி நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க சரிங்களா அதாவது நான் குறிப்பிட்ட விஷயங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா சில விஷயங்கள் ஜாதகத்தில் தானாக வந்து கிடைச்சிடும் நீங்கள் அதை தேடி போகவே இல்லை சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது கடகம்ங்கிற பாவம் உங்களுக்கு முயற்சி பாவமாக வருது இப்போ சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மூணாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதன் மூலமான அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு உங்கிறது ஒரு உயரம் நீங்கள் வந்து அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா குருவும் சனியும் ஒன்றாக அருவுண்ட நீசபங்க ராஜயோக நிலையில் ரெண்டு பார்க்குறோம் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் குருவும் சனியும் போன வருஷமும் ஒன்றா இருந்துச்சுங்க சரிங்களா ஆனால் மகரத்தில் குரு நீசமாகி மகரத்தில் சனி தனது ஆட்சி வீட்டிலிருந்து பார்ப்பது அதுவும் ஒன்று ஒரு வருட காலம் எந்த ஒரு வகரமும் ஆகாமல் ப்ராப்பராக பார்க்கணும் இந்த ஆட்டமாக தான் இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் தான் யூட்டிலைஸ் படிக்கணும் சரிங்க அடுத்தது வந்து இந்த குரு வந்து ஐந்தாம் பார்வையை உங்களை பார்க்குது ஒன்பதாம் பார்வையை ராசி ஐந்தாம் பாவத்தை பார்க்குது ஐந்தாம் பாவம்னா என்னருங்க அதாவது குரு பார்க்கும் பாவங்கள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அது கெட்டது பண்ணாலும் தெரியாது நல்லது பண்ணாலும் தெரியாது அதில் வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும் கெட்டது வராது உங்களுக்கு பூர்வீகத்தில் வாங்கணும் இல்லை பூர்வீகத்தில் யாராவது உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் பாவம் கா காலில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கை கூடும் காதல் கை கூடுமா கூடாதான்னு பா அது உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம் காதலில் நீங்கள் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகும் நவம்பருக்கு மேலே சரிங்களா அது பிரிந்து போகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஒரு வருஷம் இரண்டு வருஷம் கழிச்சு கோச்சாரம் போயிடுச்சுன்னா அதுவும் போகிறதுக்கான வாய்ப்பும் வரலாம் சரிங்களா அடுத்தது வேறு என்னங்க ஐந்து ஏழு ஒம்பது குருவின் பார்வை உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு சனியின் பார்வை சனி மூணாம் பார்வையாக உங்கள் பதினோராம் பாவத்தையும் பத்தாம் பாவையாக உங்கள் ஆறாம் பாவத்தையும் பார்க்குது ஏழாம் பார்வையை நம்ம சொல்லிட்டோம் உங்கள் சகோதர ஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னு அப்போ நான் மூணாம் பாவம் மூணாம் பார்வையாக என்னென்னா பதினோராம் பாவம் உங்களோட லாபம் எப்படி அதிகரிக்கும் உங்களோட லாபம் உங்கள் தொழில் வரையும் உங்கள் நண்டை வழி லாபம் உங்களோட புகழ் எது அதிகரிக்கணும்னா நீங்கள் முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மூணாம் பாவத்தில் என்ன வேலை செய்யறோ அதே தான் சனியோட மூணாம் பாரம் பதினொன்றாம் பாவத்துலேயும் வேலை செய்யும் பதினொன்றாம் பாவங்கிறது என்ன உங்களை உங்களோட வரவு உங்களோட புகழ் உங்கள் வெற்றி இது எல்லாமே நீங்கள் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் சனி சொல்லுது சரிங்களா அடுத்தது வந்துட்டு பத்தாம் பார்வையாக உங்களோட ஆறாம் பாவத்து இந்த எப்படின்னா ஆறாம் பாவத்தில் பத்தாம் பார்வை என்ன செய்யும்னா சனியோட பத்தாம் பார்வை உங்களோட கர்மத்தை அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும் உங்களோட கர்மா வந்து அதெல்லாம் அந்த சனி இருக்கும் பத்தாம் பார்வை மூலமாக செயல்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன ஆறாம் பாவம்னா என்னங்க கடன் நோய் வேலை இவ்வளோ கெட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா உலகம் ஃபுல்லாக கெட்டதாக வருமா அப்படின்னு இல்லை சிறு உடல் பிரச்சனைகள் வந்து சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாக சில பாசிட்டிவான விஷயங்கள் இல்லை ஒரு விஷயத்துலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு அப்பாடா இதுலேருந்து ஆகிட்டோம் இது வேணாலும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் பத்தாம் பார்வையாக வேலை செய்யும் அது உங்களுக்கு ஆறாம் பாவமாக வருது துலாம் சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா வேலை வந்து கடுமையாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு தான் கிடைக்காம வரும் என்னங்க எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னீங்க ஈஸியாக கிடைக்காதுங்க அதான் திருப்பி சொல்கிறேன் கஷ்டப்படி எவ்வளோ எவ்வளோ அந்த ஐம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களா அதுக்கு ஈக்குவலான இது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் எட்டு மணி நேரம் வேலை செய்யுங்க எட்டு மணி நேரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு பைசா அதிகமும் இருக்காது ஒரு பைசா கம்மியும் இருக்காது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தான் உங்களுக்கு நடக்கும் இன்னும் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வந்து கன்சல்டேஷன் பஞ்சாயத்து பண்ணுறதும் ரொம்ப திறமையானவங்க அது ரொம்ப பேச்சு திறமை அதுவே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அது அதுவும் இல்லாமல் இந்த குரு சனி பயிற்சி வந்து நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு குரு தசை குரு புக்தி சனி தசை சனி புத்தி எதாவது ஒன்று நடந்தோம் நடந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான பலனை உங்களுக்கு எளிதாக தெரிஞ்சுக்க முடியும் பல பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க என்னங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சில பேர் எனக்கு கெட்டது நடக்கும்னு சொன்னாங்க நல்லது நடக்கும்னு சொன்னாங்க கோச்சாரத்தில் டிவியில் பார்க்கும்போது ரெண்டுமே எனக்கு நடக்கலையே ஏங்க ரெண்டுமே மேட்சே ஆகிருக்காரு உங்கள் ஜாதகம் அது இருக்குது ஈக்குவலாகவே இருக்காரு ஏன்னா ஐம்ப அஞ்சு கோடி பேருக்கு ரிசபராசி எல்லாத்துக்குமே ஒரே பலன் நடக்குமா நடக்காது சரிங்களா உங்கள் ஜாதகம் அவருக்கு வழி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இவ்வளோ பலன்கள் இவ்வளோ நல்ல பலன்களும் நடக்கும் இல்லை சரிங்க இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டீங்களே அப்போனா தீய பலன்கள் உங்கள் ஜாதகத்திலே இருக்கட்டுங்க ராசிக்கு மோசமான காலகட்டமாகவே இருக்கட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் மோசமான காலகட்டமாக இருப்பவர்கள் இந்த கோச்சாரம் அவர்களை வந்து ஒரு கட்டமைப்பு தாங்கி பிடிக்கும் கெட்டது நடக்காத மாதிரி சரிங்களா அதனால் கோச்சாரம் ஒரு கொடை போல் நிற்கும் உங்களை காத்திருக்கும் ஆனால் பிரச்சனை வரும் போயிட்டுருக்கும் கோச்சாரம் போகும்போது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மூடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா வேறு சண்டே இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்